ஸோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கான கண்ணன் கேஸ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரமான ஹேக்கர் கண்ணன் தாங்க சி தரம் அதை பார்த்துட்டு தரமான ஹேக்கர் கண்டனுங்க அது வந்துட்டு ஸ்பெக்ட்ரேட்டில் என்னமோ மெடிக்கி தூக்குற ஹேக்கர் மாதிரி காமிச்சு கைஸ் ஆனால் நான் வந்துட்டு அப்படிலாம் பட்டில கைஸ் அது முதல் ரவுண்டு மட்டும் இது பண்ணி விட்ருக்கேன் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டேன் என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் நம்மளை அடிச்சிட்டாங்களா அதை காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு விட்டு அதுக்கு ரவுண்டில் வந்து காமிக்க ஓகேவா கைஸ் ஏன்னா இந்த நவுட்லேருந்து நாங்கள் ஏடபிள்யூஎம் எடுக்க ஆரம்பித்தாங்க ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு வேறு லெவலில் செய்யணும்னு சொல்லிட்டு ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு வேறு லெவலுக்கு முறைச்சி பார்த்துட்ருக்கேன் அந்த பையன் ரெண்டு ரவுண்டு அடிச்சிட்டான் வெறி கொண்டு ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்ருக்கேன் இங்கே நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேப்பா ம் வெறி கொண்டு டமால் டுமால் டிமால் டுமால்னு அடிச்சிட்ருக்கேன் இங்கேருந்து அடிச்சிடுவோம் ஏலே வாடா வாடா வாடா ஏ அடி அப்பா இன்னும் ஒரே அடி ஒரே அடி ஒரே அடி அடி ஒரே அடி இல இல இல இல இல ஐயோ வெளியே வந்து இப்போ துறைய மாட்டேங்கானே வெளியே வாடா வெளியே வாடா ஐயோ வெளியே குளூ வளையாண்டா ஏன்டா போடுறேன் க்ளூ வளையாண்டா போடுறேன் கிறுக்குத்தனமாக ரூம் வச்சு கிரியேட் பண்ணதும் இல்லாமல் குளூ வலை வேறு போட்டுட்ருக்கேன் இலே வெளியே வாழ ஐயோ ஐயோ அடிச்சுட்டானே வெளியே வாழணும் இப்படி அடிக்கக்கூடாது ஐயோ கொஞ்சம் கோ இருடா ஐயோ என்ன வேகமா அடிக்கான் இலே இலை இருள ஐயோ இருடா அதே இடத்துல வச்சு உன்னை புதைக்கேன் ஐயோ வெளியே வந்துட்டியா எப்படா வந்து சொல்லிடுறா அடி அடி அப்பாடா வேற லெவலுக்கு அடிச்சிட்டோம் நம்ம ஒரு ஏடபிள்யூ பிளேயரா அந்த மாதிரி தான் இருக்கு அப்பா வேற லெவலுக்கு கைஸ் ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறோம் என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த லைக் பட்டன் அமுக்காமல் இருப்பீங்க லைக் அமைக்கிறோம் ஓகேவா அந்த கமெண்ட் பட்டனில் ஒன்றுமே கமெண்ட் எழுதாமல் இருப்பீங்க ஹாய்னு ஒரு கமெண்ட்டாவது போட்டு விடலாம்ல என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்னு ஒரு கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாங்க இங்கே நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் இடம் எடுத்துகிட்டு இங்கே வச்சே உள்ளே வச்சு அடிச்சிடலாமா அடிக்க முடியாதே ஆனால் வெளியே திறந்து விடுங்கடா அப்படியே அப்படியே அந்த படுத்து கிடக்கிற மாதிரி என்ன இப்போ உருவாகி வரான் ஒரு மாதிரி அடி அடி அடி அடி அடி ஐயோ மெடிக்கிட்டு அதுக்கு உயிர் போச்சு விட்டானே நம்மளே மாதிரி அவனும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்ன செய்யுது அங்கேருந்தே அடிச்சிடலாம் அப்படின்னு அவனும் இடவிலும் எடுத்து அப்படி எம்ஐ டூ பிஹெச் அடிக்காங்க என்ன இது ஐயோ இல்லை இல்லை இருல ஐயோ ஐயோ ஐயோ அடப்பாவி அடிச்சு புட்டியடா குளூவாளுக்குள்ளே இருக்கும் போதே அடிச்சு விட்டாங்க சின்ன செய்கிறது இந்த பையன் எம்ஏ டூ ஏழோ பிள்ளையும் எடுத்துகிட்டு அடிச்சுட்டு இருக்கான் இப்போ அடுத்து கோவம் வந்துருச்சுடா இந்த பிளாக் ஸ்டாருக்கு கோவம் வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரில எம்பி ஃபைவ் அடுத்து அதே மாதிரி எம்ஏ டூ பி நானும் எடுக்கண்டா இப்போ வர அறைய எம்ஏ டூ பி பிளேயரா நான் யாருன்னு நினைக்க எம்ஏ டூ பி பிளேயர் ஆ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் எடுத்துகிட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரில வச்சுக்க திறந்து விடுக்கடா என்ன எங்கே மறைஞ்சி இருக்கான் அடிக்கக்கூடாதுன்னு இப்படி காமிக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்கே அப்புறம் அங்கிருந்து வரான் பாருங்க வரும்போதே கிரானைட் அள்ளி போட்டு வரான் கிரானைட் இல்லை அது ஏதோ ஒரு குப்பை அடி அடி அடி அப்பாடா அப்பாடா குருத்தனமாக அடிச்சோன்னு அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா குளுவால் போட்டிருக்கான் போல் அது ஸ்கோப் போட்டால் தான் தெரியுது பார்த்தீங்களா எங்கே இருக்கான்னு தெரியல அந்த பையன் அதுக்குன்னே மூணு குளுவால் எடுத்து வச்சு போட்டுருக்கான் அடிச்சு போவாங்கன்னு சொல்லிட்டு அடி அடி அழுத்து அழுத்து ஐயோ ஐயோ ஒன்றுமே நடக்கிற மாதிரி தெரியலையே ஐயோ ஒன்றுமே நடக்க வெளியே வாடா வெளியே வாடா பார்த்துட்டா அடி அடி வெளியே வந்து அடிக்கக்கூடாதுடா அடிக்கணும் நான் தான் அடிக்கணும் நீ அடிக்கக்கூடாதுண்ணே அங்கே தானே இருக்கான் எங்கே இருக்கியா அப்பாடா அடிச்சு அப்பாடா இவ்வளோ மூச்சு வாங்குது இவனை அடிக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கோம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகே கேஸ் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணிடுங்க ஓகேவா இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க ஒரு லைக் போட நமக்கு வேண்டிதானே என்ன நடக்க போகுது அப்படின்னு விட்டு பார்ப்போம் ஓகேவா ஐயோ வெளியே திறந்து விடுங்கடா நான் கன்னை சேஞ்ச் பண்ண மாட்டேன்டா எனக்கு எம்ஏ டூபி தான்டா வேணும் ஏடபிள்யூஎம் எடுக்கலாம் ரெண்டு கண்ணு ஏடபிள்யூ ஸ்னைப்பராக எடுத்து அடிச்சு எதுக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் கன் இருக்கும் கிட்டத்தில் வந்து அடிச்சோடணும் அடி அடி போட்டு அங்கிட்டு ஏய் அடிக்கக்கூடாது அடி வாங்கணும் ம் அடி வாங்கணும் வெடிக்கிட்ட போடுவோம் என்ன ஏய் சை ஏன்னா இப்படிலாம் அடிக்க சை ஏ நடக்கு எவன் டைம் ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கான் டேய் ஏன்டா இப்படி தான் அடிக்கீங்க எங்கே இருக்கானே தெரிலையே கண்ணு வேறு தெரியாது நம்மளுக்கு வெளியே வாடா வெளியே அடி அப்பாடா ஒரு அடி அடிச்சிட்டு இன்னும் ஒரே அடி தான் ஒரே அடி நூற்றி அஞ்சு ஏ ரெண்டு அடி அடிச்சாச்சு இன்னும் சாவலை பாருங்க இன்னும் இருபது வித்து தான் இருக்கும் ஏலே ஏழை ஐயோ ஐயோ வெளியே வாடா வெளியே வா வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான் அடி அடி நாங்களாம் க்ளூவாலே போடாமல் ஆட்டத்தை பட்டா க்ளூவாலே போடாமல் அடிப்போம் நாங்களாம் யார் அடியை பார்த்தீங்களா வேறு லெவலில் விழுங்களே ப்ளூவாலே போட மாட்டோம் ஆ நாங்களாம் யார் பிளாக் ஸ்டார்னால் சும்மாவாக அடிச்சு விட்டு அடுத்த ரவுண்டு போயிட்டுருக்கோங்க மேட்ச் பாயிண்ட் அப்போனா என்னது மேட்ச் பாயிண்ட்டுன்னு காமிச்சு இது மேட்ச் பாயிண்ட்டாக என்ன எத்தனை ரவுண்டு ஓடி இருக்குன்னு காமிச்சு ஸோ அது ரொம்ப தேவையில்ல சரி வெளியே திறந்து விடுங்கடா பதினாலு பதிமூணு பன்னிரெண்டு பதினொன்று எப்போ திறந்து விடுவானுங்க திறந்து விட வைக்க விடும் கொட்டாவே வந்துடும் போல வெளியே திறந்து விடுங்கடா வெளியே திறந்து விடுங்கட்டா டே வெளியே திறந்து விடுங்கடா அப்பாடா அப்பாடா ஏதோ அடி அடி அடி அடி அடி அடி அடி அடி இங்கே பாருங்க எப்பவும் அங்கிட்டு குதிப்பா இங்கிட்டு இங்கிட்டு குதிக்காம பாருங்க நைன்டி நைன் ஒரே அடி ஒரே அடி ஒரே அடி அடப்பாவி என்னடா இவன் அடிச்சு புட்டானே அடிச்சு புட்டானே